அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயனடா ஜானகிய அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூற்றாம் நிகழ்வு தொண்ணூத்தி ஏழு இந்த நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசியை சேர்ந்த திருமதி சித்திரகலா ராஜ்குமார் அவர்கள் நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் ஹோம் மேக்கர் என்று சொல்லக்கூடிய இல்லத்தரசி தன்னையும் வளமைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் வளமைப்படுத்தி வரக்கூடிய ஒரு நல்லதொரு பெண்மணி அம்மா அவர்கள் அவர்களினுடைய சொந்த ஊர் சிவகாசி இங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெண்கள் மகள் கல்லூரி பள்ளியிலே அவர் பயின்றவர் எஸ்கச்சன் ஜி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பொருந்திய ஒரு மகளிர் பள்ளியிலே பயின்றவர் தன்னுடைய பள்ளி காலத்தை அடுத்து திருமணத்திற்கு பின்பாக தன்னுடைய பட்டப்படிப்பினை அவர் தொடர்ச்சியாக முயற்சியோடு அவரினுடைய அறிவின் திறத்தோடு ஏ தமிழ் இலக்கியம் தொலைநிலை கல்வி வாயிலாக இருக்கின்றார் அதனை அடுத்து வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை எம்ஏ கல்வியை எம்ஏ பட்ட படிப்பினை தொடர்ச்சியாக நேரடியாக சென்று பயிற்று நமக்கெல்லாம் தெரியும் வேதாத்திரியம் நல்லதொரு பிரணாயாம பயிற்சி காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சி ஆகியவற்றை எளிமையாக எல்லோருக்கும் வழங்கி வரக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்து வருகின்றது எனவே அதை குறித்து பயின்ற ஒரு குருவாக ஞான குருவாக திகழ்ந்து வருகின்றார் அவரிடம் கேட்டேன் நான் அலைபேசியில் அழைத்த பொழுது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு நான் சிறு வயதில் இருந்தே எங்கள் குடும்பமே வாசிப்பு பழக்கத்தில் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய அண்ணன் நிறைய புத்தகங்களை வாங்கி தருவாராம் அவர் விகடன் குங்குதம் குறிப்பாக அவர் திருப்பி திருப்பி என்னிடம் கூறியது ராஜேஷ்குமாரனுடைய நாவல்களை நாங்கள் எங்கள் குடும்பத்திலே விரும்பி படிப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் எப்படியோ ஏதாவது ஒரு நிலையில் எப்பொழுதுமே நான் தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பேன் எனக்கு புத்தகங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்டார்கள் புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர் மட்டுமே ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருப்பார்கள் என்பதற்கு இந்த இல்லத்தரசியில் ஒரு பெரும் உதாரணமாக இருக்கின்றார்கள் எனவே பல்வேறு பணிகளுக்கு இடையே குடும்ப பணியாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்து இளையோர்கள் முதியோர்கள் ஆகியோருக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக பணியையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் எனவே இத்தகைய பணிகளுக்கு இடையேயும் இன்று நம்மிடையே போல் பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உடையார் நாவல் குறித்து பேச வருகை வந்திருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பாலகுமாரன் எப்படி ஆழ்ந்து போய்ந்து அந்த உடையார் நாவலை தஞ்சையிலே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு எழுதியிருக்கிறார் என்பது தெரியும் நான் கூட ஒரு மூன்று முறை அந்த நூல்களை எடுத்து எடுத்து விட்டு திருப்பி நூலகத்திலே கொடுத்து விட்டேன் என்னமோ அது வாசிப்பதற்கு எனக்கு இன்னும் நேரம் வரவில்லையோ என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் பொன்னியின் செல்வனை கூட நான்கைந்து முறைகள் வாசித்து விட்டோம் எனவே இன்று அவருடைய ஒரு ஐந்தாறு முறைகளாக இந்த நூலை வாசித்து இருக்கின்றார் அவருக்கான நேரம் இருபத்தி நிமிடங்கள் என்று சொன்ன பொழுது இதை பேசுவதற்கு நிறைய நேரங்கள் தேவைப்படுது என்று சொன்னார் நீங்கள் ரசித்த ருசித்த வாசகர்கள் விரும்பக்கூடிய அந்த நிகழ்வுகளை மட்டும் தகவல்களை மட்டும் பதிவு செய்யுங்கள் என்று கூறினோம் அதன் அடிப்படையில் இங்கு நம் இனிய அழைப்பை ஏற்று வருகின்றார்கள் இதை நம்மிடையே நூல் கருத்துரை வழங்க இருக்கக்கூடிய நல்லதொரு பெண்மணி இல்லத்தரசி சமூக சேவகர் திருமதி சித்ரகலா ராஜ்குமார் அவர்களை நாங்கள் இந்த அவையிலே பெரும் மகிழ்வோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு விருதுகளை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை கல்வித்துறை தலைவருக்கு நன்றி அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம் நூல் கருத்துரை வழங்க வருமாறு சிவகாசி இளத்தரசி திருமதி சித்ரகலா ராஜ்குமார் எம்ஏ அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அன்னார் அவர்கள் பாலகுமாரன் எழுதிய உடையார் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க இருக்கிறார்கள் வாருங்கள் அம்மா உங்களுடைய கருத்துரையை தருக Everyone, prepare to receive a cake. que is ready. எழுத்தாளர்கள் மிக பிரபலமானவர் பாலகுமார் அவர்கள் பாலகுமார் ஐயா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி அருகே உள்ள பலமார் ஏரி என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஐந்தில் சக்தி யோக சத்தத்தோட நம்ம தமிழும் அழகா எழுதிருவோம் ஐயா சொல்லியிருக்காங்க அப்ப உருளைக்கிழங்கு வளர்க்குற மாதிரி ஆச்சு அந்த கம்பராமையான பாட்டை குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு அது போல பல இதுவும் அம்மா அந்த அன்னை வந்து பாலகுமார் ஐயாக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க சிறு வயதிலேயே பாலகுமார் ஐயா கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எழுதிய படைப்புகளும் ஏராளம் வாங்கிய விருதுகளும் ஏராளம் எழுத்து சித்தர் ஐயா வந்து திருவண்ணாமலை யோகி ராம்சரத்குமார் அவர்களை தன் ஞான ஆசிரியர் ஆசிரியராக ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆன்மீக விளக்கம் அளிக்கும் அந்த கட்டுரைகளையும் அவர் எழுதியிருக்கார் சோழ வரலாற்றில் ஆர்வம் கொண்டு தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு உடையார் கங்கை கொண்ட சோழன் இந்த நாவல்களை எழுதினார் எழுத்து சித்தர் பாலகுமாரனையா எழுதிய நாவல்களின் எழுத்துக்களின் மூலம் வாசகர்களை கதை நடக்கும் களத்திற்கே கொண்டு சென்று விடுவார் அங்கிருக்கும் கதாபாத்திரங்களோடு வாசகர்களை உலாவ விட்டு விடுவார் அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆழமுடையதாக அர்த்தமுடையதாக இருக்கும் எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக இருக்கும் பாலகுமாரன் ஐயா தனது இறுதி காலத்தில் ராமாயணம் மகாபாரதம் இரண்டுக்கும் நவீன உரைநடைகளை பலனின்றி காலமானார் அவர் தேக உடல் மறைந்தாலும் அவர் எழுதிய எழுத்துக்கள் மூலம் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை வாசகர் மனதில் என்றும் அவருக்கு நிரந்தர இடம் உண்டு என்பதில் ஐயமில்லை பாரத் மாதா ஐயாவின் திருவழி பணிந்து இனி அவர் எழுதிய உடையார் நாவலை பற்றி சிந்திக்கலாம் உங்களில் யாருக்காவது தமிழர்களின் பொற்காலமாகிய சோழர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறதா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்ற பெயர்களை கேட்டதும் மனதில் பரவசம் கொடுக்க அவர்களை பற்றி ஏதாவது சொல்லுகிறேன் என்று கேட்பவர்களா அப்ப நீங்கள் படிக்க வேண்டிய நாவல் உடையார் பொன்னியின் செல்வனில் முற்றப்பெறாத கேள்விகளுக்கு பதில் உடையாரில் மட்டுமே உள்ளது தமிழகத்தை பல அரசர்கள் ஆண்டிருந்தாலும் தமிழர்களின் பொற்காலம் எது என்று பார்த்தால் சோழர்கள் ஆட்சி புரிந்த காலமே அதுவும் குறிப்பாக ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமே தமிழகத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது ராஜராஜர் கோவில் கட்டியவர் மட்டுமல்லாமல் நிலவரி கிராம சபை குடகோலை முறை நீர் மேலாண்மை நில உடைமை மற்றும் பல சமுதாய முன்னேற்றங்களாலும் மிகச்சிறந்த மன்னர்கள் ஒருவராக கருதப்படுகிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு புதினம் எழுவதற்கு உந்துதலாக அமைந்தது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் உடையார் வரலாற்று புதினமானது ஆறு பாகங்களாக நூத்தி எழுபத்தி ஏழு அத்தியாயங்களாக இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்டதாக உள்ளது இந்த நாவல் தஞ்சை பெரிய கோயில் தமிழராய் பிறந்த அனைவரும் கொண்டாடும் ஒரு அற்புதமான சோழர் கால வரலாற்று வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்தில் மிகப்பெரிய துல்லியமாக கணக்கிட்டு அந்த கற்றலையும் போராட்டை அதாவது விளக்கியிருப்பார் ஒரு கட்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கும் தந்தை ராஜராஜ தலையை சுற்றி தலைப்பாகை கழுத்தில் கம்பியாய் ஒரு மரம் குளத்தினரில் ஒரு ஊத்ராட்சம் நெஞ்சை கருவி ஒரு நீண்ட சங்கிலி சங்கிலியில் தெளியலை பேசுவன் ஸ்ரீ கோபி ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவத்து யாண்டு என்ற நெய்கேட்டியோடு சிறு வயதில் செல்லமாக பேரழகன் அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்பட்ட உடையார் ராஜகேசரி ஸ்ரீ ராஜராஜ சோழனின் அறிமுகம் இது உடையார் நாவலில் இதை படிக்கும் பொழுது நமக்கு உலகில் அப்படி ஒரு ஒரு சிவ பண்டிதராக அவர் கேட்கிறார் இன்னும் பலர் அன்பர் கற்பனை கதாபாத்திரங்களும் நிறைய இருக்கிறது வைஷ்ணவதாசன் ராஜராஜி சீராளன் உமையா கணபதி அக்கம்மை குணசீலன் பரசு நம்பூதிரி விராடன் இன்னும் பட்டியல் நிற்கிறது ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பிரம்மராயருக்கு கையில ஒட்டுறது நிறைய ஒற்றர்கள் இருப்பாங்க எனக்கே அந்த உடையவங்க படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இது என்ன உடையான்னு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் ஒற்றர் சரித்திரம்னு வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கெல்லாம் வந்து தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து தாழ்வுமான பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளான அந்த ரவிதாசன் மற்றும் அவர்களது கூட்டாளிகளை மொத்த குடும்பத்துடன் நாடு கடத்துகிறார் அவர்கள் சோழ நாட்டு எல்லையில் அதர்வன மந்திரங்கள் மூலமாக யாகம் வளர்த்து பைசாசங்களை ஏறி சக்கரவர்த்தியை கொண்டு சோழ வள நாட்டில் குழப்பம் விளைவிக்க நினைக்கிறாங்க ராஜராஜ சோழரால் தஞ்சைக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இருந்தாலும் அவர்கள் மூலமாக தஞ்சை கலவரப்பூமி ஆகணும் பாதுகாப்பு இல்லாமல் போகணும் அப்படிங்கிற அச்சமும் எழுகுது சோழவள நாளையும் பல்வேறு சமூகத்தில் சமூகத்தவரிடையே ஒற்றுமையின்மை யார் உயர்ந்தவர்கள் என்ற சச்சரவு வருகிறது போர் கல்விகள் செய்த கருமார்கள் தாங்களும் சமுதாயத்தின் முதல் குடிமகன் போல நடத்தப்பட வேண்டும் என்று அரசரிடம் முறையிடுகிறார்கள் அதற்கு அரசர் போக்கிருக்குமாறு சொல்றாரு அப்ப போர் பற்றிய சிந்திக்கிற இளவரசர் ராஜேந்திரருக்கு அரசர் மீது சிறிது கோபம் வருகிறது போர் ஆயுதம் செய்ய கருமாறுகளுக்கு கொஞ்சம் கூடுதல் சலுகை வழங்கணும்னா அந்தணர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது சிற்பிகளை கோவில் எழுப்புறதுல முக்கிய பங்காற்றுறதுனால அரசர் அவர்களை கொண்டாடி வருகிறார் இது மலவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நடுநாட்டு பிராமணர்கள் மற்றும் தொண்டை நாட்டு பிராமணர்கள் எல்லாம் தஞ்சைக்கு வர்றாங்க இதுல தஞ்சை பிராமணர்கள் இதை விரும்பல அப்ப மற்றும் அவர்கள் எந்த உதவியும் செய்யாம வேற இருக்காங்க அந்தனர்கள் ஆதித்ய கரிகாலன் படுகொலையில படுகொலையில தொடர்புடையவர்களா இருக்கிறதுனால அவங்க கோவில் பணியில எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிற முன் வராததுனாலையும் அரசர் மற்றும் இளவரசருக்கு சிறிது வேண்டாதவங்களா வேற மாறுறாங்க மேலும் அரசர் கோவிந்தத்தில் பணி நிமித்தமாக அவரவர் பகுதிகளுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு சமூகத்தவரும் சோழ அரசர் தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அரசர்கிட்ட இருந்து கூடுதல் சலுகைகள் பெறுவதை வழக்கமா வச்சுக்கிறாங்க இதனால் தன் சமூகம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மனப்பாங்கு ஏற்பட்டு ஒருவருக்கொரு மோதல் கருத்து வேற்றுமை இதெல்லாம் ஏற்படுகிறது இது மொழியா விறுவிறுப்பு ஆரம்பிக்கிற கதையானது நல்லாவே போகுது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா சிற்பிகள் வந்து கோவிலுக்கு சிலை வடிக்க அந்த மாதிரிக்காகவும் எல்லா ஊர்களிலிருந்து தரிச்சேரி பெண்கள் அறிவிக்கப்படுறாங்க கோவில் சிற்பங்கள் செதுக்குவதற்கு ஏதுவாக அபிநயம் பிடித்து நிற்கவும் சோர்வு போகிற சிற்பிகளுக்கும் வீரர்களுக்கும் நாட்டியங்களை நடத்தி நாட்டிய நாடகம் மாதிரி நடத்துவாங்க அவர்களை மகிழ்விப்பதற்கும் ஏதுவாக அந்த சோழநாடு சோழநாடுன்னு சோழவர நாடு சோழவர நாட்டோட பல பகுதிகளிலிருந்தும் இருந்தும் தேவதனியார்கள் குணவன் அதற்கு மாற்றாக மண்ணால சுற்றுப்பாதை அமைத்து கற்களை மேலே கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மாதிரியும் செய்து காண்பிக்கிறாங்க சோழவள நாட்டுல அப்போது மரவர் மரவர்களிடம் இருந்த குடிப்பழக்கம் மற்றவர்களை எழுத்திருந்து பேசும் குளம் போன்றவைகளும் போர் புரிய அரசர்கள் செல்லும் போது போரில் வெற்றி அடைய தம்மை தாமே கொடுத்துக் கொள்ள கூடிய அந்த நவகண்டம் என்னும் முறையும் அப்படியே நாவலில் கொடுக்கப்பட்டுள்ளன கோவில் கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே வேலை சாளுக்கியர்கள் சத்யாச்சரியனை சோழ ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வட எல்லை பகுதிகளை தாக்கியும் அழித்தும் கொள்ளை மேலும் கோவிலுக்கு பொன் வைத்து இமயமலையில் உள்ள கைலாயம் போல சூரிய ஒளியை தகதகக்கும் கோவிலாக செய்ய ராஜராஜன் புரியப்படுகிறார் கோவில் கட்ட போதுமான நிதியும் இல்லாமல் இருப்பதால் வேலைக்காரர்களிடமும் போர் புரிந்து அவர்களை வென்று தங்க ஆபரணங்களை கோவிலுக்காக கொள்ளையடித்து வர வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது எனவே மேலை சாளுக்கியம் நோக்கி போருக்கு கிளம்புறாங்க அது இங்க தஞ்சையில இருந்து பதினைந்து நாள் பயணத்தில் அடர்ந்த தாமரங்களையும் துங்கபத்திரை நதியையும் தாண்டி செல்ல வேண்டிய அபாயம் உள்ளது ராஜராஜர் தலைமையில் படையெடுப்பு ஏற்படுகிறது போரில் வேலை சாளுக்கியம் தோல்வியடைகிறது வேலை சாளுக்கியத்தை வென்று பெரும் பொருளோடு திரும்புகிறது சோழர் படை இங்க நாங்க வந்து நேரம் இல்லாத காரணத்தினால இது ஒரு நாலு வரையில சொல்லி முடிச்சுட்டேன் இந்த துங்கபத்திரை நதியை தாண்டி அந்த வேலை சாளுக்கியர்களை வென்றுட்டு வந்தாங்க இது அஞ்சாம் பாகம் முழுக்கவே இந்த போர் இதை வந்து படிக்கலாம் ரொம்ப அருமையா அப்படி ஒரு விறுவிறுப்பா இருக்கும் திரும்ப திரும்ப அந்த புக்க மதிகள் படிக்கலாம் அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும் சரி நம்ம இப்ப அடுத்து கதைக்கு போலாம் ஆனா அங்க இருக்கிற சேர நாட்டு நம்பூதிரிகள் வந்து சக்கரவர்த்தி ராஜராஜரை விஷாமு வேகப்பட்ட அந்த சக்கரத்துல அவர் குடிமக்களோட கலந்து இருக்கிற நேரத்துல சொல்றதுக்காக மேலை சாளுக்கியத்துல இருந்து வந்து சோழ நாட்டு குடிமக்களோட கலந்து அரசரை கொள்ள தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க கோவில் பணி நிறைவடைகிற தருவாயில லிங்கத்தை சாப்பிப்பதுல பிரச்சனை வருகிறது கரூர் தேவர் முன்னின்று அந்த லிங்கத்தையும் நல்லபடியாக வழியில் எதிர்பாராத பிரச்சனைகளையும் வெற்றிகரமா சந்தித்து சோழ சக்கரவர்த்தி ராஜராஜர் ஒரு மகத்தான கற்றலையை பெருமுறையாருக்காக எழுப்பி சரித்திரத்தில் நிற்கிறார் அவருக்கு துணையாக அவரது அணிக்கியும் மனைவியுமான பஞ்சமன் மாதேவி இளவரசர் ராஜேந்திர சோழர் சிற்பி குஞ்சரமல்லர் பிரம்மராயர் கிருஷ்ணராமன் அவரது மகன் அருள்மொழி உச்சியில் கல் ஏற்றுவதற்காக அமைக்கப்பட்ட சுற்று மணற்கூண்டு சுற்று சுற்றானது வெள்ள அகற்றப்பட்டு கோவில் கும்பாபிஷேகமும் சிறப்புடன் நடைபெறுகிறது கோவிலை பராமரிக்க நிலங்களாக நிபந்தங்களாக ராஜராஜர் அளிக்கிறார் ராஜ மற்றும் கோவில் கட்ட உதவியாளர்கள் எல்லோருடைய பெயரையும் கோவில் சுவற்றில் வணிக உத்தரவிடுகிறார் கோவிலில் அறிய அந்த கலைக்கோரிகளின் பெயரை முதற்கொண்டு அவர்களின் ஊர் பெயரையும் சேர்த்து கோவில் சுவற்றில் வடிக்க சொல்கிறார் சில காலம் கழித்து ராஜேந்திரனுக்கு விட்டு உடையார்குடிக்கு குடிபெயர்கிறார் ராஜராஜர் மேலும் சில காலம் கழித்து ஒரு நாள் அமைதியாக அவரது உடலில் இருந்து ஒளி வடிவமாக உயிர் பிரிந்து தஞ்சை கோயில் கோபுரத்திற்கு செல்கிறது ராஜராஜ சோழர் உயிர் பிரியும் இடம் மிக அழகாக கலைநயத்துடன் கூறப்பட்டிருக்கும் தூணில் சாய்ந்தபடியே அவரது உயிர் பிரிந்தது என்று படிக்கும் பொழுது ஒருவேளை இப்படி மிக சாதாரணமாகவே உயிர் நீத்திருப்பாரோ என்று தோன்றும் ஒரு தமிழன் ஒரு சிவபக்தன் புகழ் புகழ்பெற்ற ஒரு அரசன் ஒரு மாவீரனை இந்த தமிழ்மண் இழந்தது என்று எண்ணும் பொழுது மனம் வருது இனி ராஜராஜர் வரமாட்டாரே சோழ தேசத்தை விட்டு பிரிகிறோமே என்ற கனத்த உணர்வு அப்பொழுது வாசகர்களுக்கு ஏற்படும் வேதனையில் வேதனையின் உச்சகட்டமான பதிவரும் மேலும் சில நாள் கழித்து ராஜராஜனை குறிவைத்து அடிக்கப்பட்ட அந்த விஷ சக்கரத்தை தன் மார்பு வாங்கினாள் அல்லவா பஞ்சவன் மாதேவி அதற்கு பின் நிகழும் அந்த சம்பவங்கள் அனைத்துமே படிக்கும் போது நிகழ்ச்சி அதற்கு பிறகு அவர் ராஜராஜர் அவர் பஞ்சம மாதேவியோடு சேர்ந்து வந்த தருணங்கள் அனைத்துமே மிக அருமையாக இருக்கும் அதாவது உடல் கடந்த ஒரு பார்வை என்பதை அப்பொழுதுதான் வந்து அவர் காண்பிப்பார் அப்ப ராஜராஜன் மனைவி பஞ்சவன் மாதேவியால் உயிர் இதே போலவே பெறுகிறது ராஜராஜன் உயிர் வந்து மாதேவியாரின் உயிரையும் அழைத்துக் கொண்டு அந்த பெண் தஞ்சை பெருமுடையார் கோவிலுக்கு சென்றுவிடும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்ட ராஜேந்திர சோழர் ஜெயமன்னத்திற்கு அருகில் தஞ்சை பெரிய கோவிலை போன்றே ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் தனது தலைநகரத்தையும் அங்கே மாற்றிக் கொள்கிறார் இத்துடன் உடையார் கதை நிறைவு பெறுகிறது எழுத்து சித்தர் அல்லவா தத்துவங்கள் அங்கேயே அள்ளி தரிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக சீரானந்த் உடையாருக்கு கொடுக்கப்படும் திருக்குற நாவல் பற்றிய விளக்கம் சிவன் சக்தி விநாயகர் மீண்டும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி மேடம் போதுமா இல்ல எனக்கு பிடித்தமான ஒரு ரெண்டு இத சொல்லலாமா நேரம் இருக்கிறதா இல்ல மேடம் இது இருக்கட்டும் நிறைவு பண்ணிட்டு ஓகே நன்றி நன்றி வாய்க்கு நன்றி கால் வண்ணம் அங்கே கண்டேன் கைவண்டம் இங்கே கண்டேன் என்பது போல் உங்கள் வாசிப்பின் வண்ணத்தை இங்கு நாங்கள் இப்பொழுது கண்டு கேட்டு உணர்ந்தோம் அதோடு உங்கள் அன்பின் வட்டத்தை இன்று இணைய வழியில் இணைந்த இதயங்கள் வழியில் இழந்தோம் என்றால் அது மிகையாகாதம்மா ராஜராஜ சோழனின் வர்ணனைகளை கூறும் பொழுதே நம் கண்முன் தோன்றி மனதில் சிம்மாசனம் அமைத்துக் கொண்டது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினீர்கள் கதையையும் கதைக்களத்தையும் கோயில் எழுப்பிய முறையையும் அரசியல் பின்னணியையும் தத்துவ செய்திகளையும் ஆற்றலுக்காக தொடர்ச்சியாக அடுக்கிய விதமும் காட்சிப்படுத்திய விதமும் மிகவும் அருமையாக இருந்ததுமா உங்களுக்கு துறையின் சார்பாக மாணவர்கள் கல்லூரியின் சார்பாக ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கின்றோம் இன்றைய நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க இளம்பவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அவங்க இந்த கருத்தாசு க நூல கருத்து சொன்ன அந்த அம்மையார் அவர்கள் அந்த விவரித்த விதத்திலிருந்து நான் அந்த பெருமிப்பிலிருந்து இன்னும் நான் மீளலை என்னால பேச முடியல நான் தஞ்சை திருவையாறு மண்ணை சார்ந்தவன் என் மண்ணில் என் தோழ சோழ தேசத்தில் இந்த சரித்திர புகழ்வாந்த ராஜராஜனுடைய அந்த பெருவுடையார் கோயிலை நானும் அடிக்கடி பார்த்து எண்ணி வேந்திருக்கிறேன் கர துல்லியமாக அந்த முப்பது மணி துளிகளிலே இவ்வளவு பெரிய ஒரு உடையார் பால எழுத்து சித்தர் பாலகுமாரன் எழுதிய அந்த உடையார் நாவலை மிக அழகாக உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயத்தில் உணர்ச்சி பிரவாகம் பொங்கி விடாமலும் எங்கு அடக்கி வாசிக்க வேண்டுமோ அங்கு அடக்கி வாசித்து எங்கு பிரளயமாக பெரு வெள்ளமாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு அந்த ஒரு குரலிலே மிக திண்ணமாக திடமாக கருத்துக்களை ஒரு பெரிய கடலை ஒரு கமண்டலத்துக்குள் அடைப்பது என்பது மிக சிரமமான விஷயம் அந்த கருத்து பேடையை அழகாக நமக்கு வடித்து கொடுத்த இந்த கருத்து சொன்ன அந்த பெண்மணிக்கு அந்த அம்மையாருக்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கம் நன்றி பாராட்டுதல்கள் இன்னும் அந்த பிறவிப்பிலிருந்து என்னால் மீள முடியவில்லை அந்த தாக்கம் நீங்கள் அந்த சொல்லிய அந்த வேகம் அந்த கருத்து ஆழம் இன்னும் என் மனதிலே அந்த ராஜராஜ சோழன் வடித்த அந்த கல் பேடுகள் போல அந்த கல்லிலே எழுதப்பட்ட எழுத்தாக என்னுடைய எங்களுடைய இதயங்களிலே பதிந்து இருக்கிறது மிக சிறப்பான கருத்தாய்வு மிக சிறப்பான கருத்தா கருத்தாய்வு பாராட்டுகள் மிக்க நன்றி அவர்களுக்கு நன்றி இன்று தொடர்ச்சியாக நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அரை மணி நேரம் ஐயா சொன்னது போல மடை திறந்த வெள்ளம் போல இருந்தது நாங்களும் இனிமேல் தஞ்சை பெரிய கோயிலில் சென்று பார்க்கும் பொழுது உடையாரையும் உடையாறு பத்தின ஒரு அறிவுறுத்தை எங்களுக்கு வழங்கிய உங்களை நாங்கள் மறவாத நினைவு கூறுவோம் என்பதை இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோமா இன்றைய நிகழ்ச்சியை கலந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா டி என் ராமசாமி ஐயா பேராசிரியர் முனைவர் மகேஸ்வரி அம்மா இன்னும் எத்தனையோ பேராசிரியர்கள் உள்ளே இணைந்திருக்கிறார்கள் அத்துணை பேருக்கும் தேர்வு என்றாலும் கூட இணைந்து வில்லேஜிலே இணைந்த மாணவர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் இணையாத போதும் எங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம் நன்றி